பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு பேர் அறுபத்தேழு பேர் இருக்காங்க ஒரு பிக் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் கூட சொல்லலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் வந்து டெலிகிராம் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க சாரி கைன் மாஸ்டர் டெம்ப்ளேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு சில வீடியோக்கு வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ஜிப் ஃபைல் வந்து ஸ்டேட்டஸ் கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இமேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ளூ பிஎன்ஜி லைட்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவை ஸோ இருபது செகண்ட் வீடியோ வந்து ஒம்பது புள்ளி நாலு எம்பி வருது ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க மேலேயும் வீடியோஸ் இருக்குது டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஸோ பார்க்கலாம் இப்போ டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ ரொம்ப நேரம் வச்சேன் அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால தான் நான் வந்து டக்குன்னு வச்சேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி heart in templates so video வந்து போகும்போது வந்து இந்த மாதிரி ஹார்ட் இன் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டில் வந்து மூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் டெம்ப்ளேட்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹார்ட் இன் டெம்ப்ளேட் அப்புறம் பிஎன்ஜி இந்த மாதிரி PNG next white heart in frame template இந்த மாதிரி lighting effect template green colour virus மாதிரி இருக்கிற டெம்ப்ளேட்ஸு இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் கிளிக் மூலமாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம் மாடல் வீடியோ அண்ட் இமேஜஸ் அதோட ப்ராஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் நல்லா லுக்காக இருக்குது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் ஸோ அதுக்கான இமேஜஸ் அதோட ஃபைல் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த லிங்க்கும் கிடையாது ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய அப்ளை அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூறு ஃபைல் பக்கம் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் டெம்ப்ளேட் தேவைப்படுறவங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் க்ரியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண ஐடியா இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து video video editing status create பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேரெக்டாக வந்து ஃபைலில் வந்து நீங்கள் எடிட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா editing and status creator KineMaster templates PNG text file font file எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ கீழே தான் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதேமாதிரி இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோவோட டைட்டில் ஷோ ஆகும் செகண்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும் ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் வீட்டு வந்து க்ரோம் ப்ரௌசர் கேட்கும் நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினோ அப்படின்ற பட்டன் இருக்கும் ஸோ நான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெலிகிராம் சேனலில் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த ப்ளூ கலரில் வந்து ஜாயினோ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ஒரு டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த சாரி கைன் மாஸ்டர் டெம்ப்ளேட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஓகே இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கிடையாது PowerDirector YouTube channel and other other editing software அதாவது ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி அதர் எதிர் எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு வந்து இது மேட்ச் ஆகும் பவர் டைரக்டர் இருக்குது அவே டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் சேனல் க்ரியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் டெம்ப்ளேட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லினா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எதனா குரூப் லிங்க் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website link வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க் ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்க்கை நம்ம சேனலில் வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான கூட பார்க்கலாம் ஓகே பாய்